பஸ்ஸா போகையில் புதுசா போறவழ இது வரையில குளிரெடுக்கல பின்னால ஹலோ நான் டிடெக்டிவ் காட் ஃபாதர் பேசுகிறேன் ஹலோ சார் என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார் என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க சார் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படியாவது காப்பாற்றுங்க sir please sir please sir சரி பயப்படாதீங்க நான் உடனே வரேன் உங்க அட்ரஸ் சொல்லுங்கள் எட்டனா இருந்தா எட்டூரு ஏன் பார்த்த கேக்கும் சும்குச்சிக்கும் சும்குச்சிக்கும் சும்குச்சிக்கும் பத்தனா இருந்தா பத்தூரு ஏமாட்டு பாடும் சும்குச்சிக்கும் சும்குச்சிக்கும் சும்குச்சிக்கும் பத்து ரூபா இருந்தா தீனா இது ரொம்ப சீரியஸான கேஸ் கவிதான்னு ஒருத்தங்க அவங்க பொண்ணை கடத்திட்டாங்க நாம் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு பேர் வந்தாங்க சார் என் தலையிலே அடித்தாங்க சார் நான் மயங்கிட்டேன் முழிச்சு பார்த்தா சாதனாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அழாதீங்க பணத்துக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு ஆமாம் சார் பத்து லட்சம் கொடுக்கலன்னா கொலை பண்ணிடு மிரட்டுறாங்க சார் எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நிச்சயம் காப்பாத்திடலாம் ஹலோ நான் டிடெக்டிவ் காட் ஃபாதர் பேசுகிறேன் இந்த நம்பருக்கு கடைசியாக ஒரு ஃபோன் வந்திருக்கு அது எந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா வீனஸ் நகரா பகிரதான் சரி கவிதா நாங்கள் கிளம்புறோம் உங்கள் மகளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு பகீரதனை எதிர்க்கிறோன்னு தெரிஞ்சா நம்மளை கொலை பண்ணிடுவான் கடத்தல் கொலை தான் அவன் தொழில் அவ கூட ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தன் பேர் வீரன் இன்னொருத்தன் பேர் விக்னேஷ் விக்னேஷ் ரொம்ப அறிவாளி அவனை மட்டும் நீ ஏமாத்திட்டா அவன் ஈஸியா காப்பாத்திடலாம் யோ பெருசு உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டாக இருக்கா தொலைஞ்சு போன வாட்சு செயின் மோதிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா சொல்லு நான் வரேன் யாரோ பகிரனா கொலை பண்ணுறவனா அவன் ஏரியாவுக்கே போய் காப்பாற்றிட்டு வரணுமா என்னைய பார்த்தா உனக்கு என்ன விவேகம் அஜித்து கில்லி விஜய் மாதிரி நினச்சியா ஒன்றால் முடியும் என்னோட கார் கன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் உனக்கு தரேன் உயிரை ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையெல்லாம் நம்மளால் முடியாதுட்டு அவங்களுக்கு நம்மளை விட்ட ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை சாதனாவை நீ தான் காப்பாற்றணும் யோ பெருசு சரி விடு உனக்காக நான் காலத்தில் இறங்குறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இனிமே உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன் என்ன இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் பார்ட்னராக சேர்த்துக்கோ எல்லா ப்ராஃபிட்லையும் ஈக்குவல் ஷேர் வேணும் ஓகேவா <laughs> சரி தீனா ഇനിമേ ഇത് നമ്മുടെ ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി ഡീൽ ഓക്കേടാ നമുക്കും ഓക്കേ ஏ பறவையே பறந்து சதா கிட்ட போ ஏண்டா இப்படி என்ன படுத்துற உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னே தெரியலையே சதானா கிட்ட ஜாவ் சதானா கிட்ட போ சதானா கிட்ட ரண்டி சதானா கிட்ட லூ சதானா கிட்ட போடாடே எப்பா பறவைய இனிமேல் நீ உயிரோட எனக்கு பிரயோஜனமே இல்லை இன்னைக்கு தான் உன் கடைசி நாள் pisada por amor. காசு வரலன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் ஒன்று இருங்க திருடி பிடிக்கும் வெடி வெடிக்கும் <laughs> நான் இப்போ உன்னை சுட போகிறேன் என்னடா சுட பூரிய பலி கொடுத்துடலாம்டா ஆஃபரிங் டு காடு பலி கொடுக்கறதுனா ஆடு தலையை தண்ணி தெளித்து தலையை வெட்டுவாங்களே அந்த மாதிரியா அப்ப மாட்டை எப்படி பலி கொடுப்பீங்க அட முட்டா பயலே தெய்வத்தை எப்படிடா இன்னொரு தெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க மாட்டையே பலி கொடுக்க மாட்டேன் ஆனா இந்த மனுஷனை மட்டும் பலி கொடுப்பியா கார மின்னல் விவகத்துல ஓட்டுறியா நீ தானா விக்னேஷு எவ்வளோ பெரிய கார் ரைடராக வேணாலும் இருந்துக்கோ என்கிட்டலாம் நீ தோத்து போயிடுவாடா தம்பி இண்டீசல் தெரியுமா ஆ நான் ஏகேகே கார் ஓட்ட சொல்லி கொடுத்தவன்டா என்கிட்ட பிறந்ததே கார்ல தான் இதுவரை கலந்துக்கிட்ட எந்த கார் நான் தோத்ததே கிடையாது என்னை யாரும் ஜெயிச்சதும் கிடையாது அம்புட்டுத்தனாவட்டா சரி வா யார் ஃபர்ஸ்ட் அந்த மவுண்டன் டாப்புக்கு போறாங்கன்னு பார்ப்போம் என்கிட்ட எதாவது சொன்ன அடம் பிடிக்கிறியா சரி போய் தொலை ஒரு லேப் ரேஸ் நல்லா ஓட்டுன சூப்பர் நீ தான் வின்னு உன் கூட கார் ரேஸ்ல ஜெயிக்க நான் இங்க வரல டாடா ஏய் ஏய் அட பாவி கார் ரேஸ்னு சொன்னா இப்ப அவன் பாட்டு கைல தங்கி போயிட்டு இருக்கானே மாங்காடா கையில இருக்கிற மாதிரி நீயும் இத கட் பண்ணு எப்பா பகிரதனோட வண்டி நிக்குதுப்பா அதுல தப்பிச்சிடலாம் சீக்கிரம் வா ப்ராஜெக்ட் சக்சஸ் காப்பாத்திட்டேன் சொன்ன வாக்க காப்பாத்திருவீங்கல்ல என்ன பார்ட்னர் ஆக்குவீங்கல்ல <laughs> நீங்க தான் டிடெக்டிவ் காட்பாத்தரா இத கேட்க தான் நடுராத்திரியில கதவை தட்டுறியா Thank you.